வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரம் குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது இன்று நாம் பார்க்க போவது உண்டு குறிப்பிட்ட பாவம் எந்த மாதிரியான கர்மாவை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்ப்போங்க சரிங்களாங்க அதாவது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லக்கணங்களிலையும் குறிப்பிட்ட ராசியிலையும் நாம் பிறந்திருக்கணும் ஆனால் யோசித்து பார்க்குறீங்களா ஏன் வந்துட்டு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இந்த லக்கணத்தில் பிறந்துருக்காங்க இந்த ராசி இந்த ராசியில் பிறந்துருக்காங்க இந்த ராசியில் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது அறுபது சதவீதம் ஒரே மாதிரியான குணத்தோடு இருக்காங்க இந்த லக்கணத்தோட பிறண்ட பிறண்டவர்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு நீங்கள் நல்லா கவனித்து கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களோட பரம்பரையில் அப்படி இல்லைன்னா அவங்களே அந்த ஒரு குறிப்பிட்ட தொழில் அந்த மேஷ லக்கணக்காரனா எந்த தொழில் மட்டுமே ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக தொழிலையோ அடுத்தவங்களுக்கு உழைக்கிறது அடுத்தவங்களுக்கு ஓடி போய் உதவுறது எல்லாரும் ஒரு வாழ்க்கையில் அவங்களோட லைஃப் டைமில் ஒரு தடவையாக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஏன் அவங்களுக்கு ஏன் இந்த லக்கணத்தில் பிறந்தா இப்படி தான் இருக்காங்க இந்த ராசியில் பிறந்தா இப்படி தான் இருக்காங்கன்னு யோசிச்சுருக்கீங்களா ஒரு தடவையாக இருந்தீங்க சிம்பிள் அது ஒரே ஒரே ஒரு விஷயம் தாங்க முற்பிறவி நம்ம வந்து அந்த பிறவிங்கிறத வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஏன் பிறவி ஏன் நீங்கள் அடுத்தது எடுக்கிறீங்கன்னா முற்பிறவியில் ஏதாவது ஒரு தவறு எல்லாருமே செஞ்சுருவாங்க சரிங்களாங்க யாராவது ஞானியாக போயிட்டு கடைசியில் வந்து சன்னியாசம் புகுந்தவர்கள் மட்டும்தான் மற்றும் மறுபிறவி இல் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஏன்னா அனைத்தையுமே கடந்து அவர்கள் படு படும் அவமானம் அது வேறு அவர்கள் சாதனை ரீதியில் பல கடினங்களை துன்பப்படும் ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஆனால் அங்கே நாம் வந்து ஒரு ஆசை ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருளா பொருளாதார விஷயத்தில் இரண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு தவறு செஞ்சு அதனால் பெரும் கர்மா ஒரு நம்ம எப்படியோ நம்ம செஞ்சிடுறோம் சரிங்களா அது எப்படி நம்ம நெகட்டிவ் நமக்கு ஏற்படுது அந்த கெட்ட விஷயங்கள் இறஞ்சார்ந்த விஷயங்களில் ஏற்படுது அதை நீங்கள் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் எனக்கு சொல்ல போகிறேன் முதல் அது உங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க அதாவது குறிப்பு இந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணக்காரர்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து தான் நெகட்டிவ் வரும் இந்த விஷயம் தான் உங்களை வந்து தூண்டும் அந்த தப்பு செய்ய தூண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இனிமேல் அந்த குறிப்பிட்ட பாவம் அந்த குறிப்பிட்ட ச விஷயம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது உங்களை அந்த இயல்பாகவே நீங்கள் அப்படி தப்பு செஞ்சிட்ருக்கலாம் செய்ய தூண்டிக்கிட்டு இருக்கோம் அந்த பாவம் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க நம்ம இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை தவற குறைச்சிக்கோங்க சரிங்களா அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எடுத்துக்கிட்ட பாவம் தான் விருச்சகம் ஏங்க நீங்கள் விருச்சிகம் எடுத்துக்கிங்க விருச்சகம்னாலே எல்லாருக்குமே பிரச்சனை தானா அது அந்த பாவம் ஒரு கர்மாவை ஏற்படுத்தியிருக்கு அந்த பாவம் ஒரு கர்மாவை தாங்கி கொண்டிருக்கு அதனால் விருச்சகம் என்ற பாவம் ஏன் நம்ம விருச்சகத்தை எடுத்தோம்னா காலப்புருஷனுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்களா வீடியோவில் பார்ப்பீங்க லக்கணம்னு ஒன்று போட்டிருப்பேன் மேஷ லக்கணம் மேஷ லக்கணம் தான் காலபுருஷனுக்கு தலையை குறிப்பது அதுலேருந்து எட்டாம் பாவம் தான் விருச்சகம்ன்ற ராசி அதாவது ரா விருச்சகங்கிற ராசியோ லக்கணமோ எதுவாக இருந்தாலுமே அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் எட்டாம் பாவம்னா என்னருங்க நம்ம ஜாதகத்தில் ஜோதிடத்தில் சொல்கிற எட்டாம் பாவங்கிறது வந்து ஒரு மறைமுக ஸ்தானம் ஒரு துர்ஸ்தானம் ஒரு கெட்ட ஸ்தானம்னு சொல்லுங்கள் நான் மேலோட்டமாக உங்களுக்கு புரியத்துக்காக எல்லாருக்குமே புரியத்துக்காக நான் அப்படி சொல்கிறேன் எட்டாம் பாவம் என்றால் என்ன எட்டாம் பாவத்தோட காரகத்துவம் என்ன ஒரு மறைபொருள் மறைந்த ரகசியங்கள் தெளிவில்லாதது ஒரு அவ அவமானம் அசிங்கம் ஒரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஒரு பொருளாதார நெருக்கடி பொருளாதார தடை இவ்வளோ நெக சிறைவாசம் இது எல்லாமே இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நெகட்டிவ் மட்டுமே இருக்கா இல்லை பாசிட்டிவ்னா ஆராய்ச்சி செய்தல் யாருமே பார்க்காத கோணத்தில் ஆராய்ச்சி செய்தல் இது எல்லாமே விருச்சிகம் சார்ந்து வருங்க அப்போனா விருச்சிகம் சார்ந்த விஷயங்கள் என்ன இவ்வளோ நெகட்டிவாக இருக்கே அப்போனா எட்டாமல் மறைச்சி வச்சிருக்கிறாங்க மறைச்சி ஒரு விஷயத்த நம்ம மறைச்சாலும் நமக்கு என்ன தோணும் அதில் என்ன இருக்குது என்ன இருக்குது பார்க்கணுன்னு தோணும் இல்லையா அப்படின்னா மனதுக்குள்ளே நமக்கு ஆசை உருவாகிட்டே இருக்கும் அது பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம் மறைச்சி வச்சுருக்காங்க நம்ம தான் மறைச்சிருக்கிறாங்க அப்போனா நம்ம அதை பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் ரைட்டா தப்பு பண்ணுறோம் தானே அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து ஆனால் எப்படி பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பண்ணுவோம் பண்ண மாட்டோம் இல்லையா யாருக்குமே தெரியாமல் இதை பண்ணிடலாம் இதை பண்ணால் நமக்கு ஓகே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை வரும் அதான் எட்டாம் பாவம் இந்த லக்கணத்துக்கு விருச்சகம் அதாவது இயல்பாக சொல்ல போனாங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு விருச்சம்ங்கிற பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தவறாக ஆக்டிவேட் பண்ணால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் தவறாக மறைமுகமாக குறுக்கு வழியில் எட்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவ காரகத்துவத்துலேயும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஆர்வம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு செட்பேக்கை கொடுத்துரும் அதாவது ஒரு பின்தங்கிய நிலை இன்னும் அவமானம் அசிங்கம் அந்த எட்டாம் பாவத்தின் காரகத்துவங்கள் உண்மையிலேயே அப்போ செயல்பட ஆரம்பிக்குங்க பொருளாதார நெருக்கடி இதை பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டானே ஓ இதனால் இவ்வளோ விஷயமா அப்படின்னு சரிங்களா அப்போனா விருச்சகம்னா என்னங்க விருச்சகம்ங்கிற பாவம் உங்களோட ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் இதை வண்டு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுனா உனக்கு இப்படி ஆகிடும் இதை பண்ணால் உனக்கு இவ்வளோ கிடைக்கும் அதாவது மறைபொருள் விஷயம் சரிங்களா அது பொக்கிஷம் இருக்கிற மாதிரியே தெரியும் ஆரம்பத்தில் பொக்கி ஆனால் திறண்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு அவமானம் தான் காட்டிருக்கும் அவமானம் விட தப்பான வழியில் நீங்கள் அது அந்த பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னா நல்ல வழியில் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அது எப்படி கெட்ட வழியில் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது நம்ம இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களாங்க இப்போ முதல்ல நம்ம என்ன போவோம் மேஷ லக்கணம் சரிங்களா ஒரு மேலோட்டமாக நம்ம சொல்லிட்டு போகிறேன் குறிப்பிட்ட அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தனியாக எனக்கு கேளுங்க சரிங்களா இப்போ வந்து மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் பாவமே விருச்சகம் அப்படின்னா என்னங்க சில பேர்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த மேஷ லக்கணக்காரர்கள் அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் விஷயம் தான் தோணும் நெகட்டிவ்னா இவன் இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணதுனால தானே இப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா சில பேர் வந்துட்டு ஒரு அதாவது லைஃப் டைமாக அந்த விஷயம் அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை எப்போ பார்த்தாலும் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப தாமரிக்கிறது இல்லை இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கிறது இல்லை ஒருத்தரோட விஷயங்களை போய் தடுத்திருப்பாங்க இல்லை ஒருத்தங்களை வந்து எட்டாம் பாவனை என்னங்க அவமானப்படுத்துறல் இவங்க வந்து அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒருவேளை அப்படி இருந்தால் அந்த எட்டாம் பாவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ரொம்ப தாழ்த்தி பேசக்கூடாது கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது அடுத்தவங்களை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லை சிறை செல்கிறதுக்கு உடல்நல பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது எந்த வகையிலையும் சரிங்களா இவ்வளோ விஷயம் சொல்லணும் எட்டாம் பவனா இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் ஒன்றும் பணம் கொடுத்து உதவணும் ஒன்று வந்து உடல்நல பிரச்சனைக்கு உறவணும் இல்லை ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்க வந்து அவங்க மீட்க உறவணும் தவறாக ஆக்டிவேட் பண்ணி பண்ணிடக்கூடாது எதுவுமே சரிங்களா இவ்வளோனா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் தவறான விஷயங்களுக்கு வந்து அவங்கள வந்து என் தவறாக நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணணும் மாற வந்து ரொம்ப அசிங்கமாக அடுத்தவங்களுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது இது எல்லாமே பண்ணால் உங்கள் வாழ்க்கையிலேயே எட்டாம் பாவம் செயல்படுங்க சரிங்களா உங்களுக்கே வர நிறையிடலாம் மேஷலக்கணக்காரங்களுக்கு எட்டாம் பாவம் சரிங்களா விருஷகம் எட்டாம் பாவம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணத்துக்கு ஏழாம் பாவமாக விருச்சகமாக வருது ஏழாம் பாவம்னா என்னங்க ஏழாம் பாவம்னா திருமணம் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் அனைத்துமே கிளைண்ட்ஸு இது எல்லாமே ஏழாம் பாவம் அப்போனா ஏழாம் பாவம்னா என்னங்க திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு திருமணம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ரகசியம் ஏதாவது ஒரு பாண்டிங் இருக்கும் ஒன்று பெண் வீட்டாருக்கும் அதனால் உங்கள் அப்பா அம்மாவே மறைச்சிருப்பாங்க அது சொல்லாமல் கடைசியாக திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லைன்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயம் மறைச்சிருக்குது இந்த விஷயம் இல்லை லேண்ட் இல்லை ஆனால் லேண்ட் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க பண்ணிடுவீங்க நீங்கள் கடைசியில் அது பெரிய பிரச்சனையாக வரும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் அவமானத்துக்கும் இல்லை பொருளாதார பிரச்சனையோ உங்களுக்கே ஏற்படும் அது தெரிய வரும் பொழுது அது உண்மை தன்மை வெளியே வரும் இந்த விஷயத்தில் இப்படி தப்பு பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஏழாம் பாத்தியமா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஏமாத்திடலாம் எனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற சொல் தூண்டுற விஷயம்தான் விருச்சிகம் அதனால் அலஞ்சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அடுத்தது வந்து மிருணர் மிருண லக்கணம் மிருண லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் ஆறாம் பாவம்னா என்னங்க வேலை கடன் வட்டிக்கு விடுதல் நீங்கள் செய்கிற வந்து ஒரு அடிமை தொழில் டெய்லியும் அப்புறம் வந்து உங்கள் எதிரிகள் அதாவது உங்கள் ஆப்போசிட் பார்ட்னர் உங்களை எல்லாம் யாருக்கு பிடிக்கலையோ அவங்கெல்லாம் ஆறாம் பவன் தான் சரிங்களா அப்புறம் நீங்கள் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா வேலையில் நம்ம வந்து இப்படி குறுக்கு வழியில் போயிடலாம் வேலை சார்ந்த விஷயத்தில் நம்ம இப்படி பண்ணிட்டு நம்ம இப்படி வாங்கிடலாம் நம்ம ஏன் அதை அப்படி பண்ணிட்டு ரொம்ப லாங்காக வெளில பணம் கொடுத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வட்டிக்கு இவ்வளோ க பணம் கம்மியாக கொடுத்து அதிகமாக வட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா நீங்கள் ஆறாம் பாவட்டத்தை தவறாக ஆக்டிவேட் பண்ணுறீங்க வட்டிக்கு விடுதல் நியாயமான வட்டிக்கு ஓகே அதிகமான நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப தவறான விஷயம் ஆறாம் பாவத்தை நீங்கள் தவறாக ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் மருத்துவ செலவு அடுத்தும் அடுத்தவர்களின் மருத்துவ செலவில் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்துட்டு க குறைவாக வர்ற இன்னும் நீங்கள் அதிகமாக பண்ணி விட்டுருவீங்க அதெல்லாம் பண்ணிவிடக்கூடாது ஆறாம் பாவம் அடுத்தவர்களோட வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு தலையிட்டு அதை வந்துட்டு அபகரிக்கக்கூடாது இல்லை அவங்க இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா ஆறாம் பாவத்தை பாசிட்டிவாக பண்ணணும் அடுத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்புறம் ஆரம்பம் டைவர்ஸ் இது எல்லாமே சொல்லும் இதன் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது நிறையா பேர் மனநல கணக்கான நல்ல பேச்சாளர்கள் நல்ல திறமையாளர்கள் நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது சரிங்களா அதை மட்டும் சேர்த்து தான் வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆறாம் பாவத்தை நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் இதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த பாவம்லாம் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அதை ஆக்டிவேட் பண்ணாத மாதிரி அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணக்காரர்கள் ஐந்தாம் பாவங்க ஐந்தாம் பாவனை என்ன இருங்க உங்கள் காதல் குழந்தைகள் உங்கள் பூர்வீக சொத்து உங்கள் ஆசை ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்க்குறீங்க கடகலக்கணக்காரங்க அவங்க குழந்தைங்களாலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துடுது இதை பண்ணாத அப்படின்னு நீங்கள் போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இப்படி போப்பா அப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு அக்கறையாக சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா ஐந்தாம் பாவத்தை இல்லைன்னா அவங்க குழந்தைகளால் உங்களுக்கு அவமானமோ இல்லை கெட்ட பேரோ அசிங்கமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு இல்லீகல் மூவ்லாம் பண்ணிடலாம் அப்படிலாம் நீங்கள் என்றைக்குமே ட்ரை பண்ணாதீங்க கடைசியில் உங்களுக்கே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் பொருளாதார பின்னடைவு ஏற்படுத்தும் சில பேர் காதலால் பல பேர் அவமானப்படுவதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இந்த காதல் இப்படி ஆகிடுச்சு இந்த காதலில் நான் ஒரு சில விஷயங்களை மறைச்சிட்டேன் அப்போ தெரிய வரும்போது எனக்கே பெரிய அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதுலேயுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சரிங்களா அடுத்தது பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தால் பலர் வந்து இந்த பூர்வீக சொத்து அப்படி போயிடுச்சு எனக்கு தெரியவே தெரியாது பூர்வீக சொத்து வந்து எனக்கு தான் பங்கு இருக்குது பூர்வீக சொத்தில் சில விஷயம் அடுத்தவனோட நிலத்தில் வந்து கொஞ்சம் இரு போட்டேன் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணேன் தெரிஞ்சு கா பணம் கொடுத்து அதனால் எனக்கு கடைசியில் பெரிய கெட்ட பேர் வந்துச்சு இப்படிலாம் கேள்விப்பட்டு அப்படின்னா ஐந்தாம் பாவத்தை முடிஞ்ச அளவு நீங்கள் பாசிட்டிவாக தாங்க வச்சுருக்கணும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு நான்காம் பாவமாக வருது சிம்ம லக்னத்துக்கு நான்காம் பாவம்னா இருங்க விருச்சிகம் நான்காம் பாவம்னா வீடு மனை வாகனம் அப்புறம் அம்மா வழி சொந்தம் அம்மா இவங்கெல்லாம் நான்காம் பாவம் ஒன்று அம்மாவை நீங்கள் சரியாக கவனிக்காமல் இருப்பீங்க இல்லை அம்மாவுக்கு தெரியாமல் சில விஷயங்களை மறைச்சிருப்பீங்க இல்லை வீடு வேற ஒருத்தர் வீடு வந்து சில விஷயங்கள் வந்து செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அடுத்தவங்களோட பேர் அதில் சில வந்து முறைகேடுகள் பண்ண தூண்டும் இது எல்லாமே வீடு அப்புறம் வாகனம் வாகனம் வந்து கரெக்டாக இஎம்ஐ e கொடுத்தான் இஎம்ஐ கொடு இஎம்ஐ கட்டாமல் இருக்கிறது டியூ கட்டாமல் இருக்கிறது இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக நீங்கள் ஏற்படுத்துறாங்க இல்லை அறம் சார்ந்த தொழிலோ இல்லை அற வீடு சார்ந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலையோ வந்துட்டு நீங்கள் தவறான முறையில் அணுகக்கூடாது அந்த பாவத்தை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும் அதை ப்ராப்பராக செய்யணும் அதை விட்டுட்டு வந்து நான் அப்படி பண்ண முறைகேடு பண்ணேன்னா அது உங்களுக்கே ஒரு கெட்ட பேர் அவமான அசிங்கெல்லாம் ஏற்படுத்திடும் சரிங்களா அடுத்தது வந்துட்டு கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு மூன்றாம் பாவமாக வர்றீங்க விரிச்சகம் அப்புடின்னா விருச்சிகம்னா என்ன மூணாம் பவனம் என்னருங்க brokerage mediator information technology online online communication online sales குறுகிய பயணம் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நண்பர்கள் அப்புறம் வந்து எழுத்து அதாவது சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவறு செய்ய உண்டுங்க அதாவது நீங்கள் அளவுக்கு இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மூணாம் பவனை என்னங்க ஆன்லைனில் இப்போ ப்ரீபெய்டு கார்டு இல்லை ஆன்லைனில் கம்யூனிகேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க வைங்க அளவுக்கு அதிகமாக வந்துட்டு அது மார்ஜின் வைக்கிறது இல்லை அவங்களுக்கே தெரியாமல் சீட்டிங் பண்ணுறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சில விஷயங்கள் நீங்களே மார்ஜின் அதிகமாக எடுத்துக்கிறது இதன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தவ மீடியேட்டர் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாக வேறு மாதிரி கன்வே பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிற்காலத்தில் உங்களுக்கே ஒரு அவமானம் கெட்ட பேர் அப்படிங்கிறத ஏற்படுத்துங்க சரிங்களா அதே மாதிரி மூன்றாம் பாவம் சகோதரரையும் குறிக்கும் இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இந்த சகோதரரை வச்சு சகோதரர்கள் கொடுக்காம விட்டுறலாம் இல்லை அவங்கள ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு ஆசையை தூண்டும் இந்த விருட்சங்கிற பாவம் வந்து உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணி தவறாக பண்ணிடலாம் இல்லை ஒரு மறை ஒரு மறைந்த விஷயம் உங்களுக்கு எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதில் ப்ராப்பராக நீங்கள் அணுகணும் சரிங்களா அடுத்த வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வந்து துலா லக்னம் துலா லக்கணத்துக்கு இரண்டாம் பாவங்க இரண்டாம் பாவம் என்னங்க உங்கள் பேச்சு குடும்பம் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் விதம் அதாவது பேச்சு சார்ந்த சென்று நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த வாக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்றணும் அதை விட்டுட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை இப்படி மாற்றி சொன்னேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதில் பணம் வாங்குற கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அதை போட்டுட்டு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இல்லை நான் அப்படி கொடுக்கவே இல்லை இவ்வளோ தான் கொடுத்தேன் இவ்வளோ வேணும் அது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து குடும்பத்தில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல உங்கள் மனைவி கூடிய இருந்தால் கவனமாக இருக்கணும் அதாவது ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணணும் மிஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் ஒரு இடத்துல பேசி விட்டுட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அவமானத்தையும் கெட்ட பேரையும் ஏற்படுத்தி விட்டுரும் அடுத்து விருச்சிக இலக்கணம் அப்படின்னா பிறந்தவங்களுக்கே ரெப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக இலக்கணக்காரர்கள் இயல்புலேயே வந்து ஏதோ ஒரு அவமானத்தை தாங்கி கொண்டு இல்லை ஒரு வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு பகுதியில் அவங்களுக்கு அந்த காயம் ஏற்படுத்தி கொண்டே இருக்குங்க ஒன்று வந்து டைவர்ஸ் அப்படி இல்லை எல்லாத்துக்குமே சொல்லலை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இல்லை இன்னொருத்தர் காயினாலும் அவங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படும் அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்புறம் கடன் சார்ந்த பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்க போய் மாட்டிக்கிட்டு இவங்களுக்கே ஒரு பெரிய கெட்ட பேர் நீ தானே மீடியேட்டர் இருந்த உன்னால் தானே இப்படி ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ சொல்லுவாங்க அப்போனா கணக்காக எல்லா விஷயமுமே சரியாக ஒரு நியாயம் நியாயமாக நடந்துக்கணும் இவங்க அன்னொரு விஷயத்தில் இயல்பாகவே போய் மாட்டிக்கிறாங்க ஏன்னா காலபுருஷன் எட்டாம் பாவம் லக்கணமாகவே வந்து விருச்சிகமே லக்கணமாக வரும்போது அந்த கர்மாவை இவர்கள் இயல்பிலேயே தாங்கி கொண்டு வராங்க அப்போ என்ன பண்ணோம் இவங்க அடுத்தவங்களை அசிங்கமாக பேசுறது கெட்ட வார்த்தையில் பேசுறது இல்லை வந்து பணம் சார்ந்த விஷயங்களை முறைகேடு பண்ணுறது கூடவே கூடாது இவங்களாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா அடுத்தது வந்து தனுசு லோகனம் தனுசு லோகனக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் பாவமாக வர்றேங்க பன்னிரெண்டாம் பாவம்னா என்னருங்க அயல்நாட்டு பயணம் மருத்துவ செலவு அப்புறம் வந்து தன்னுடைய மறைமுகம் வந்து அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாமே அப்புறம் விரைய செலவுகள் இது எல்லாமே பன்னிரெண்டாம் பாவம் வரும் அப்போனா பன்னிரெண்டாம் பாவம் விரைய செலவு தேவை தேவைக்கு இல்லாமல் அதிகமாக செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுங்க ப்ராப்பராக செலவு பண்ணணும் சரி யாருக்கு செலவு பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் அஞ்சாயிரரூவா பண்ணுறாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி எட்நூறுரூவா செலவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு அப்போ இரநூறுவா தான் இருக்கும் அவ்வளோ பணம் கொடுத்தனே உனக்கு எல்லாமே செலவு பண்ணிட்டேன்னு வந்துட்டு கேட்பாங்க இன்னொருத்தர் கொடுத்தவங்க அப்போனா அல்ல அதனால் உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் அவமானம் உங்களை அதனால் ஒரு பொருள் அனிமேல் பணமே கொடுக்காம போகிறது அப்புறம் வந்து ஃபாரின் போகிறேன் ஃபாரின் வந்து தெரியாமல் பணம் கொடுத்து இவ்வளோ பணம் கொடுத்து தெரியாமல் முறைகேடு பண்ணி போனேன் ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் அடித்து போனேன் அப்போ இடம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா இரண்டு தாண்ட விஷயத்தில் அதுக்கு ஒன்றுக்கும் மூணு தடவை இது சரியாக இருக்கா இது போகலாமா பண்ணலாமா அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்க ப்ராப்பராக இருந்துக்கணுங்க அடுத்தது வந்து ம மகர லக்னம் சரிங்களா மகர லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவம் வருது பதினொன்றாம் பாவம்னா என்னங்க இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் இவ்வளோ பணம் அதாவது பதினொன்றாம் பாவம்னா என்ன ஆசை அபிலாஷைகள் தொழில் வழி பணம் சம்பாதிக்கிறது சித்தப்பா உறவு முறை மூத்த சகோதரர் அப்போனா இந்த பாவம் சார்ந்த உறவு முறையால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும் இல்லைனா அவர்கள் மூலமாக ஒரு ஒரு முறைகேடான விஷயத்தை நீங்கள் செய்ய நினைப்பீங்க தொழிலில் இவ்வளோ லா இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ எடுத்துடலாமே ஒரு ஆசை உங்கள் ஆசைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவுட்புட்டோடு வேறு மாதிரி இதில் என்ன சொல்கிறேன்னா அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் சரிங்களா அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு பத்தாம் பாவமாகவே வச்சுங்க வருது அப்படின்னா தொழில் வழி விஷயத்தில் வந்து ஏதோ ஒன்றுங்க இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக தெரிஞ்ச நேரத்தில் இதை பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் நல்ல மதிப்பு வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க தொழிலில் அப்போனா அந்த தொழிலேருந்து இந்த தொழிலுக்கு மாறுறோ அதுவுமே கூடாது ஒரு விஷயத்தில் லாங் டேர்மாக இருக்கணும் ஒரு ஆசை அந்த தொழிலுக்கு போகலாம் இந்த தொழிலுக்கு போனால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒரு இதில் இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும் ஏன்னா அப்படி நீங்கள் மாற மாற அதுவே உங்களுக்கு அவமானம் பொருளாதாரம் பின்னடைவு ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் தொழிலில் வந்து முறைகேடாகவும் போகக்கூடாது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது அது ப்ராப்பராக மாறணும் போனால் பேப்பர் போடாமல் அப்ஸ்காண்ட் ஆகும் இந்த மாதிரிலாம் கூடவே கூடாது சரிங்களா இது எல்லாமே பத்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களில் வரும் அடுத்தது வந்து மீன இலக்கணக்காரர்கள் மீன இலக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவமாக விருச்சிகம் வருது ஒன்பதாம் பாவம்னு என்னங்க தண்டை வழி உறவுமுறை அயல்நாட்டு பயணம் அப்புறம் ஜோதிடம் பணி அப்படி இல்லைன்னா வந்து ஆன்மீக பணி கோவில் திருப்பணி இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் அப்போனா என்ன பண்ணுறோம் ஃபாரின் போகலாம் ஃபாரின் போகலான்னு உங்களை யாராவது கூப்பிடுவாங்க ஏஜென்ட்டு ஏஜென்ட்னா உடனே வந்து பணம் அவ்வளோ கொடுத்துடக்கூடாது அது ப்ராப்பராக இந்த மாதிரி குறுக்கோளில் போகலாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ராப்பராக இருந்தால் போகணும் ஆனால் அதை சார்ந்த விஷயங்கள் உங்கள் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் குறுக்கோழியை மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா அடுத்தது வந்து தந்தை தந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் பங்கு இருக்குது நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னா அவர்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது இல்லை கெட்ட ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் இது பண்ணிக்கணும் இல்லைன்னா அதுவே நான் அபகரிக்கிறது தண்டைகிட்டேருந்து ஒரு பொருள் அபகரிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு கெட்ட பேரோ அவமானமோ ஏற்படும் சரிங்களா கோவில் திருப்பணி முர்ஜ முன் ஜென்மத்தில் முற்பிறவையில் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இல்லை குருமார் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும் நீங்களே ஒரு குருவா நீங்களே வந்து ஒரு போதகராக நீங்களே ஒரு ஆசிரியராக ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணணும் தாவ சரியான விஷயங்களை கற்பி கற்பிக்கணும் சரியான விஷயங்கள் உங்களுக்கு போதிச்சு உங்கள் கர்ம இந்த கர்ம வினையை வந்து நீங்கள் கழிச்சிக்கணும் சரிங்களா இதுதாங்க விருட்சங்கிற பாவத்தில் வந்து நீங்கள் தப்பிக்கணும் ஒன்பதாம் பாவத்தை நெகட்டிவாக ஆக்டிவேட் பண்ணக்கூடாது பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும் குருமார்களை பாசிட்டிவாக பேசணும் அவங்கள போய் தூட்டக்கூடாது அவன் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டான்னு என்றைக்குமே நீங்கள் சொல்லக்கூடாது ஃபாரின் போகிறவங்க அதை நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இவ்வளோ தாங்க அதாவது மேஷம் முதல் மீனம் வரை வந்து நம்ம பொது பலன் இதுவே எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலுமே கரெக்டாக பொருண்டுங்க சரிங்களா அப்படின்னா என்ன என்னதாங்க சொல்ல வருது உங்களை ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தான் வந்துட்டு கவனமாக அதிலிருந்து தப்பிக்க பார்க்கணும் அந்த ஆசையை வந்துட்டு சரியான முறையில் வந்து பயன்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தணும் அப்படி நீங்கள் தவறான முறையில் நீங்கள் விருச்சகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவமானமும் அசிங்கமும் பொருளாதார பின்னடைவும் காத்திருக்கிறது என்று எச்சரிக்கை செய்துவிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நன்றி ஓம் சிவோம்